Thank you. ஐயா வணக்கம் ஜாதகத்தை பற்றி சொன்னீங்க இப்போ ஜாதகம் கணிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து பிறக்கக்கூடிய அந்த நேரத்தை வச்சு கணிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் பல்வேறு இடங்களில் குழந்தைகள் பிறக்குது அப்போ ஆனால் அந்த குழந்தைகள் எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கக்கூடிய கணிப்பு மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சிருந்தாங்க இல்லை அது எப்படி கணிக்கிறாங்கன்னு தெரில சிலவங்க வந்து நீங்கள் எப்போ ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ உங்களை பார்த்து நீங்கள் வந்த நேரத்தை வச்சுக்கிட்டே ஒரு அப்படியே ஒரு கணக்கு போட்டு பண்ணுவாங்க எதையுமே கட்டதுமே போட மாட்டாங்க கட்டத்தை எதுவுமே ஜாதகமே பார்க்காதபடி நீங்கள் எப்போ வந்து உட்காந்து ஜா பலன் கேட்கணுன்னு வரீங்களோ அதையே ஒரு காலமாக எடுத்து கூட கணக்கு பண்ணுவாங்க அது எத்தனையோ விதமான அணு கண கணிதம் அது அவங்க டிபார்ட்மெண்ட் அது ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பிராரத்தத்தை அவங்க சொல்லுவாங்க அவ்வளோ வச்சுருக்குறாங்க எதிர்காலத்தை பற்றி சொல்ல முடியாது ஆனால் கடந்த காலம் எதிர்காலத்தை பற்றி சொல்லுவாங்க அதில் அதில் கட்டங்களில் எல்லாமே வரத்தான் செய்யும் நான் இருந்தாலும் அது சரியாக க வர வராது கடந்த காலத்தை பற்றி கூட கரெக்டாக சொல்லிடுவாங்க எதிர்காலத்தை பற்றி சொல்ல போனான்னு சொன்னால் எழுபத்தஞ்சி சதவீதம் தப்பாக தான் இருக்கும் நன்றி